வணக்கம் இப்போ நாம் க்ரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா மே லெவன்த்து மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு இப்போ நைன் ஓ கிளாக் ஆகுது டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு இப்போ மார்க்கெட் வந்து four seven forty three forty two இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த சார்ட் பார்க்கையில் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா கேண்டில்ஸ் கலர் எல்லாமே சேமாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு ரீசன் இருக்குது ஏன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக மார்க்கெட் க்ளோசிங் அப்போ ப்ரீவியஸாக வந்தது வந்து பைக்கால் ஸோ பைக்கால் வந்தபடியே அப்படியே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அதில் இந்த கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டிலுடைய கலர் வந்து க்ரீன் கலரில் இருக்கும் இப்போ நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு அதாவது செல்லிங் ட்ரெண்டாக மாறுச்சு அப்படின்னா கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ஃபிக்ஸ் ஆயிரும் அதே மாதிரியே என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலாம் டார்கெட் ஒன் என்ன டார்கெட் டூ என்ன ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் நமக்கு வரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி March May eleventh actually market வந்து ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது இப்போ நமக்கு செல் காலாக ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும் இப்போ நமக்கு செல் கால் வந்து ஃபோர் செவன் ஃபார்ட்டியில் வந்திருக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா four seven twenty eight point ten காட்டுது ஸோ நம்ம ஃபோர் செவன் டுவெண்ட்டி எயிட் வருதான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா செல் என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம் அது என்ன கலரில் ஓப்பன் ஆகும் கேண்டில் அதே மாதிரி targets one and two stop loss அப்படியே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இது வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துரும் ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதை இன்ஸ்டால் பண்ணி நீங்களே இதை பார்த்து ஒன்றா ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மினிட் சார்ட் ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக் ட்ரேட் மாதிரி தான் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ஒவ்வொரு தடவை மாறும்போது எல்லாமே நமக்கு கால்ஸ் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டே தான் இருக்கும் ஸோ இதை ஒரு ஸ்கேல்பிங்காகவும் நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ஸ்கேல்பிங்க்கு அந்த கான்செப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்ஸ் வந்து எப்பவுமே பெருசாக வைக்க மாட்டோம் அதே மாதிரி தான் இங்கே டுவெல் பாயிண்ட் தான் ஃபஸ்ட் டார்கெட் காட்டுது ஸோ எப்படி நம்ம ஒரு டென் பாயிண்ட் ஒவ்வொரு என்ட்ரிக்கும் கிடைக்கிது அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து எப்படி கிடைக்கிது இன்றைக்கி என்ன மாதிரி என்ட்ரிஸ் கிடச்சிருக்கு குரூடாக இல்லை அது எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போதைக்கு வந்து க்ரூட் ஆயிலில் செல்கால் வந்துட்டு அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஃபோர் செவன் ஃபார்ட்டி த்ரீ இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட் ஓப்பனிங் எப்பயும் மார்னிங் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஓப்பனிங்கே நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு நைன் ஒன்றுக்கே கிடச்சிருக்கு ஸோ இது வந்து இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதாவது இது எப்படி டார்கெட்ஸ் ரீச் அவுட் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸா என்ன மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா டென் ஃபார்ட்டி ஆகுது நமக்கு நைன் ஓ கிளாக் ஜென்ரேட் ஆன கால் இப்படி தான் டார்கெட் வந்து ரீச் அவுட் ஆயிருக்கு ஸோ நமக்கு இன்றைக்கி மே லெவன்த் ஓப்பனிங்கில் ஃபோர் செவன் ஃபார்ட்டியில் செல் கால் வந்துச்சு வந்த செல் கால் தொடர்ந்து அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆச்சு டென் ஓ கிளாக் வரைக்கும் அதுக்கப்புறமா மார்க்கெட் சடனாக இறங்க ஆரம்பிச்சிச்சு ஒரு டென் தேர்ட்டிக்கு அப்புறமா அப்போ இறங்க ஆரம்பிச்சது பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் அப்படியே ஃபஸ்ட் ஆர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் ஆச்சு ஸோ இது வந்து செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்றனால தான் கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் இருக்குது இப்போ உங்களுக்கு பயிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் க்ரீன் கலராக வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இதில் கால்ஸ் ரிப்பீட் ஆகாது இப்போ வந்து செல்லிங் ட்ரெண்ட்னா நெக்ஸ்ட் ட்ரெண்ட் பயிங் ட்ரெண்ட் தான் வரும் அதே மாதிரி அந்த ட்ரெண்ட் வரையிலே அதுவே உங்களுக்கு கால்ஸும் வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போதும் நமக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி எப்படி வந்து கால்ஸ் கிடச்சிருக்குன்ட்டு அடுத்தடுத்த கால்ஸும் நம்ம பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஃபைவ் அடுத்து ஒரு பைக் கால் வந்து ஆக்சுவலி லெவன் டென்க்கு அப்புறம் வந்து டார்கெட் ரீச் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி வந்த கால் வந்து செல் கால் அது டே ஓப்பனிங்கில் வந்துச்சு நம்ம ஓப்பனிங்லேயே லைவில் பார்த்தோம் எப்படி வந்துச்சுன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஒரு லெவன் டென்க்கு அப்புறமா ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபோர் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஃபோர் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஜென்ரேட் ஆன பை கால் இப்போ four seven fifty seven fifty six இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ பை கால் வந்து அடுத்து உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு டார்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆகி டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு அடுத்த கால் உங்களுக்கு நாங்கள் மேக்ஸிமம் அதை டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷோ பண்ணுறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த ரேஞ்ச் அதான் டார்கெட் ஆக்சுவலி அந்த டார்கெட்லாம் நல்லா தாண்டிட்டு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் வருது டவுன் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டுவெல் ஓ கிளாக் அப்புறமா செல் காலாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு செல் காலுன்றனால ரெட் கலரில் ஓப்பன் ஆயிடுச்சு ஃபோர் செவன் ஃபார்ட்டி த்ரீல செல் கால் வந்திருக்கு ஃபஸ்ட் ஆர் at four seven thirty one காட்டுது நம்ம இப்போ ஃபோர் செவன் தேர்ட்டி ஒன்னை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது அதுக்கு ப்ரீவியஸாக பை கால் வந்தது இது வந்து லெவன் டென்னுக்கு ஃபோர் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் ட்ரெண்ட் மாறும்போது எல்லாமே கால்ஸ் வந்து கொடுக்கும் செல் கால் அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே உங்களுக்கு செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ரெட் கலர்லேயே தான் இருக்கும் ஒன்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது செல்லிங்லேருந்து பயங்காக மாறுதுங்கையில் அப்படியே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலராக சேஞ்ச் ஆயிரும் சேஞ்ச் ஆகிட்டு அப்படியே அது பைக்காலாக வந்து மாறிடும் ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டே வந்துருச்சு ஃபஸ்ட் ஆர்ட் இப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ நமக்கு ஃபோர் செவன் தேர்ட்டி ஒனில் வந்த டார்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரீச் அவுட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஒவ்வொருட கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டீனுக்கு அப்புறமா பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஃபோர் செவன் டுவெண்ட்டி த்ரீல பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்திருக்கு இப்போ ஃபோர் செவன் டுவெண்ட்டி சிக்ஸில் மார்க்கெட் வந்து ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு ஸோ இது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா four seven thirty four point eighty one காட்டுது ஸோ நம்ம ஃபோர் செவன் தேர்ட்டி ஃபைவ் வருதான்ட்டும் பார்க்கலாம் பைக் காலுன்றனால உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து க்ரீன் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் டைம் ஒரு யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு ட்ரேடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வால்யூம் வந்து நல்லாயிருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த டைமிங்கில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்தது நமக்கு டார்கெட்டை வந்து ரீச் அவுட் ஆயிருக்கு ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகுது மார்க்கெட் வந்து ஃபோர் செவன் தேர்ட்டி ஃபோரை பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இப்போ நமக்கு ஃபோர் செவன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் அவுட் ஆயிருக்கு நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது டூ ஃபிஃப்டீனுக்கு ஜென்ரேட் ஆச்சு ஃபோர் செவன் தேர்ட்டி த்ரீல நம்ம அது பார்த்ததுக்கப்புறம் ஆக்சுவலி பை பாயிண்ட் கீழே வந்திருக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் கீழே அந்த பையிங் ரேஞ்சை டச் பண்ணிட்டு தான் மேலே டார்கெட்டே வந்து ரீச் அவுட் ஆயிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தது செல் கால் அது டுவெல் ஓ கிளாக் வந்துச்சு ஃபோர் செவன் ஃபார்ட்டி த்ரீல அது ஆக்சுவலி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லாவே டவுன் நல்லா ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டவுனில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரெக்கவரி கொடுத்துச்சு ரெக்கவரி கொடுக்கல தான் உங்களுக்கு ஏறிச்சு அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பார்த்தது பைக்கால் இந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவன் டென்னுக்கு பார்த்தோம் அதுக்கு ப்ரீவியஸ் வந்து செல் கால் இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா டேனுடைய ஓப்பனிங்லே பார்த்தோம் இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது எல்லாமே உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும் பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் வரும் என்ன பாயிண்டில் பண்ணலாம் டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலான்னு வரும் செல் பண்ணலான்னா அப்படியே ரெட் கலரில் வரும் பார்த்தோன்னே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் யார் வேணாலும் இதை வச்சு ட்ரேடிங் பண்ணலாம் ஸோ ஸ்கேல்பிங் ட்ரேடிங்கு குயிக் ட்ரேடிங்க்கு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆக்சுவலி ரொம்பவே வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி நீங்களே டெய்லி இதை பார்த்து ஓனாகவே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபார்ட்டிக்கு அப்புறமா செல் கால் ஜென்ரேட் ஆச்சு ஃபோர் செவன் டுவெண்ட்டி நைனில் இப்போ ஃபோர் செவன் தேர்ட்டி ஒன் இந்த ரேஞ்சில் செல் கால் வந்து போய்கிட்டு இருக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் ஒன் செவன் அதுக்கு ப்ரீவியஸ் வந்தது பைக்கால் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு டூ ஃபிஃப்டீனுக்கு அப்புறமா ஜென்ரேட் ஆகி டார்கெட்டை ரீச் அவுட் பண்ணுச்சு நம்ம கூட இப்போ பார்த்தோம் கொஞ்சம் நேரம் முன்னாடி ஸோ அந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து செல்காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு ட்ரெண்ட்ஸ் மாறும்போதெல்லாம் கால்ஸ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி தான் இப்போயும் வந்து கால்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த செல்காலும் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டென் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா four seven one six range வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு ஸோ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட்டை ரீச் அவுட் பண்ணியிருக்கு ஸோ செல் கால் வந்தது நமக்கு ஒரு த்ரீ ஃபார்ட்டிக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆச்சு ஃபோர் செவன் டுவெண்ட்டி நைனில் அப்போ ஜென்ரேட் ஆனது ஃபோர் டென்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி உங்களுக்கு க்ரூட் ஆயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுச்சு ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போதும் நமக்கு வந்து கால்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும் பையிங் ட்ரெண்டுக்கு கிரீன் கலர் கேண்டில்ஸ் வரும் ஸோ பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி செல்லிங் ட்ரெண்டுனா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்துடும் டார்கெட் என்னென்ன ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் லைவ் கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட்டில் இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவை ட்ரெண்ட் மாறும்போதும் இது உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் சின்ன சின்ன ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதையும் நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ண முடியும் நல்லா வாலட்டைல் இருக்கனால நமக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு அதாவது இன்றைக்கி நமக்கு நல்லாவே குரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரிஸ் வந்து கிடச்சிச்சு இன்றைக்கி நல்ல மூமெண்ட் கிடச்சனால சூப்பராக வந்து டார்கெட்ஸை வந்து ரீச் அவுட் பண்ணுச்சு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி நீங்களே உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஓனாக பார்த்து நீங்களே ஓனாகவே வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிக்க முடியும் இது ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் இதை பார்த்து ட்ரேடிங் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் டிசைனே வந்து பண்ணியிருக்கோம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ